வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் டெனில் செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் வந்திருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபோர்டீன்த்து ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செல் கால் வந்தது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ நமக்கு செல் கால் வந்தனால தான் கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்குது இதே பைக்கால் வந்திருந்தால் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த சார்ட் பார்க்குறதுக்கு நார்மல் சார்ட்டோட வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா ஸோ நாங்கள் வந்து கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தோன்னே யார் வேணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி யார் வேணாலும் இதை பார்த்து ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை டிசைனே பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆன செல் கால் நமக்கு அந்த ரேஞ்சில் தான் இவ்வளோ நேரம் ட்ரேடிங் போயிட்டு இப்போ கொஞ்சம் டவுனில் வந்துட்டுருக்கு thirty two thousand four ninety இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது அதே இப்போ பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு நல்லா மூவ் பண்ணுது வேவேமாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா thirty two thousand four twenty eight so four twenty eight break out பண்ணுதான்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆனது இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஃபோர் கிட்ட ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆயிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் கிட்டக்க வரைக்கும் ட்ரேடிங் வந்து வந்துட்டு போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா கால்ஸ் வந்து கொடுக்கும் கொடுக்குற கால்ஸ் இந்த மாதிரி தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி செல் கால் வந்தது நல்ல வேகமாக டவுனில் இறங்கினதில் டார்கெட் வரைக்கும் பக்கத்தில் வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா thirty two four thirty four வந்துருச்சு ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க இன்னும் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் சிக்ஸ் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை இப்படி தான் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை வச்சு டெய்லி ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து ரெட் கலர்னால் ரெட் கலராக வரும் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா அது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் அப்படின்னு பாயிண்ட் வந்துடுது டார்கெட் ஒன் என்ன டார்கெட் டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நிஃப்டியும் பார்க்கலாம் ஆப்ஷனும் பார்க்கலாம் ஸோ வந்து மித்ததுலேயும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லா பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி டூ ஃபோர் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் கால் அச்சீவ் ஆனதை பார்த்தோம் அடுத்து நம்ம நிஃப்டியில் பார்ப்போம் அடுத்து நம்ம ஆப்ஷன்லையும் பார்ப்போம் என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு இப்போ தான் ஒரு த்ரீ மினிட்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட் பேக் வந்து செல் கால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் six ninety two six ninety one இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இதில் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா fourteen thousand six fifty nine point eighty காட்டுது ஸோ இப்போ நம்ம fourteen thousand six fifty nine வருதா அப்படின்ட்டு நிஃப்டிலையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நிஃப்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் maximum Nifty and bank Nifty ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணோம் ஏன்னா அதுவும் இதுவும் ஒரு ஒரே ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மாதிரி தான் ஸோ இது வந்து டோட்டல் இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும் எப்பயும் ஃபினான்ஸ் எந்த சைடு இருக்கோ மேக்ஸிமம் அந்த சைடு தான் நிஃப்டியும் இருக்கும் அதனால தான் ரெண்டும் ஒரே மாதிரி மூவ் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நிஃப்டி இன்னும் செல் கால் வந்த ரேஞ்சில் தான் இருக்குது டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு லெவன் ஃபைவ் கிட்ட ஜென்ரேட் ஆனது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் கிட்டக்க நமக்கு வந்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணியிருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து டெய்லி ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் bank Nifty weekly option thirty two thousand five hundred put option actually நமக்கு செல் கால்ன்றனால நமக்கு ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் செல் கால் வந்துச்சுல ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி இறங்கியிருக்கு நம்ம வந்து இப்போ செல் காலன்றனால புட் ஆப்ஷன் வந்து காட்டுறோம் ஏன்னா அது வந்து பை காலாக நமக்கு புட் ஆப்ஷனில் காட்டும் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனே வந்து இறங்கும்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ இது நமக்கு பை கால் ஃபோர் செவன்ட்டி செவனில் வந்தது அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ரிவர்ஸ் போச்சு டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நல்லா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ